வணக்கம் இப்போ நாம் சில்வரில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா August twenty seven Friday market பார்த்தீங்க அப்படின்னா sixty two thousand seven forty four ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட்னுடைய கரண்ட் ட்ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பைக்கால் வந்து நல்லா டார்கெட்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது இறங்குது அப்படின்றனால நமக்கு இப்போ செல் பண்ணலான்னு ஒரு ஐடியா வரும் பட் ஆனால் எந்த பாயிண்ட்டில் செல் பண்ணால் நல்லாயிருக்கும் எங்கே வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னா கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்துட்டு என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலான்னு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போது பாருங்கள் sixty two thousand seven fifty டூவில் செல் பண்ணலான்ட்டு ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு செல்லிங் ஆர்டர் இந்த பாயிண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிடலாம் ப்ளேஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டார்கெட் லைன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் நம்ம இதில் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா sixty two thousand five eighty five தான் நம்ம இதில் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் ஸோ இப்போ நம்ம செல்லிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்கிட்டுருக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஸ்பீடான மொமெண்டம் இருக்குது ஸோ ஸ்பீடான மொமெண்டம் இருக்குது மூமெண்ட் இருக்குது அப்படின்றனால கேண்டில்ஸ்னுடைய மூமெண்ட்டும் கொஞ்சம் வேகமாகவே இருக்குது ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆகும் பை பைக்கால் அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்துட்டு என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் என்னென்னு கால்ஸ் வந்துடும் அதே அப்படி செல்லிங் ட்ரெண்டுங்க எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டில் ரெட் கலர் கேண்டில் வரும் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் ரெண்டே trend buy trend or sell trend so calls repeat ஆகாது இப்போ once buy trend call buy call வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல் ட்ரெண்ட் செல் கால் தான் வந்து வரும் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ரெண்டுக்கு முன்னாடியே ஆர்டர்ஸ் வந்து எதிர்பார்த்து ரெடியாகவே வந்திருக்கலாம் நமக்கு பைக் கால் போயிட்டு இருக்கும்போதே இப்போ அடுத்த கால் செல் காலுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு செல்லிங் ஆர்டர் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் அது என்ன பாயிண்டில் செல் பண்ண சொல்லுதோ அந்த பாயிண்ட்டுக்காண்டி மட்டும் வெயிட் பண்ணாலே போதும் அந்த பாயிண்ட் வந்தோடனே ஜஸ்ட் அதை டைப் பண்ணி டேப் கொடுத்துடலாம் நமக்கு செல் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு நம்ம அந்த சார்ட்டை எவ்ரிடே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்க்க தான் வந்து போகிறோம் பார்க்கும்போதே மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதில் நம்ம ஆர்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ கூட பாருங்கள் நமக்கு செல்லிங் ரேஞ்ச் செல் பாயிண்ட் வந்ததை விட மேலே தான் வந்து ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ தாராளமாக இப்போ கூட ஜஸ்ட் ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி சார்ட்டை பார்க்குறாங்க அப்படின்னா ஓகே இப்போ வந்து ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குது நம்ம செல் பண்ணலான்ட்டு செல் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் யார் வேணாலும் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஜஸ்ட் ஆர்டர்ஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும் உங்களால் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி டெய்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நமக்கு கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆக போகுது இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு sixty two thousand five eighty வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் அந்த செல்லிங் ரேஞ்ச் செல் பாயிண்ட்டில் தான் ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் வேவேமாக இறங்க ஆரம்பிச்சதில் டார்கெட்ஸ் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டுவெண்ட்டிக்கு ஜென்ரேட் ஆச்சு சிக்ஸ்டி டூ நைன் எயிட்டி எயிட்டில் அது ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்லேயே sixty three thousand two fifty போய் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டிக்கு வந்துச்சு sixty two thousand nine thirty செவனில் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளக்க ஃபஸ்ட் ஆர்ட்டாக பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இது ஒரு ஆஃப்டர்நூன் டைம் அப்படின்றனால கொஞ்சம் ஸ்லோவாக மூவ்மெண்ட் வந்து இருந்திருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் ஒரு டென் ஃபிஃப்டிக்கு சிக்ஸ்டி டூ நைன் செவன்ட்டியில் வந்துச்சு அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் பண்ணிச்சு டுவெல் ஓ கிளாக்லாம் பார்த்தீங்கன்னா வால்யூம் நல்லா இருந்துச்சு மூவ்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்றனால செகண்ட் ஆர்ட் பிரேக் அவுட் பண்ணி market sixty three three fifty வரைக்கும் போச்சு ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் வித் கேண்டில்ஸ்னுடைய கலர்ஸோட இந்த சார்ட்டை டெய்லி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாலே மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி கால்ஸை வச்சு ட்ரேடிங்ஸும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி சில்வரில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ